இங்கே பாருங்கள் water apple red colour water apple எவ்வளோ கொத்து கொத்தா இங்கே பாருங்கள் எத்தனை கொத்து காய்ச்சிருக்குதுன்னு இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் எத்தனை வாட்டர் ஆப்பிள் கிடக்குதுன்னு கீழே காய்ச்சி காய்ச்சி விழுந்து வா கமான் நம்ம இந்த செடியை ஒரு சுற்று பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வா வாடா அடங்கி இங்கே வாடா ஆ அங்கே பாரு அங்கே பாருங்க அங்கே பாருங்க கொத்தா மேலே பெரிய கொத்தா இருக்குது பாரு அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்க இங்கே பாரு இங்கே பாருங்க சண்டத்துக்குள்ளே அங்கே பாரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் லாங் ஷாட்டு இங்கே பாருங்கள் இங்கே இங்கே வா அப்படியே அதே இங்கே பாருங்கள் இதோ இதோ இங்கே இதோ இங்கே இதோ இங்கே நான் இப்போ ஒரு வாட்டர் ஆப்பிள் அம்மா கீழேயே விழுகுதுங்க தொப்பு தொப்புன்னு உள்ள புழு இருக்குங்க இங்கே பாருங்க நல்ல பழத்தை செலக்ட் பண்ணி சாப்பிடணும் இது நல்லா நல்லாயிருக்கு இந்த பக்கமா ம் இங்கே இங்கே பாரு பெருசு பெருசு அங்கே பாரு ம் ஆ உன்னை காட்டுறியா பூராமே உளுந்துருதுறான பழுத்து ஆ இப்போ நம்ம ஆற்றுனாலே அக்கச்சக்கமாக கீழே விழுந்துருது நம்ம ஜூஸ் போடலாம்டா பொறுத்து போட கொஞ்சம் விட கட்டத்தாக்கு பொறுத்து இல்லைம்மா ஆ ஆடா ஒரு அஞ்சு நேரத்துக்கு பொறுத்து நம்ம அது புழுவெல்லாம் எடுத்துகிட்டு தேவை காமிச்சிட்டு தேவையில்லை